hello friends welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய ஃபேஸ்புக் வெர்ஷன் வச்சு நம்ம எப்படி ஒரு வீடியோஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்கீங்கன்ட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க அங்கே த்ரீ டாட்டு மூணு டாட் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இருக்கும் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் லைப்ரரியிலே டவுன்லோட் ஆகிடும் அப்புறமா நீங்கள் போயிட்டு நான் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு பழைய வருஷம் எப்படி எனக்கு போக தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏ ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே கொடுப்பாங்க ஃபேஸ்புக் டெமோ வெர்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டெமோ வெர்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு நான் வீடியோ வேணுமோ அந்த வீடியோ மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பட் நீங்கள் அந்த லிங்க்கை எடுத்து வச்சுருந்தா கூட நீங்களும் இதில் போட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆப் இறக்கி ப்ளஸ் சொல்லி இறக்கிட்டு அதுக்கு ஒரு எம்பி இது பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு இது பண்ணி அந்த வீடியோ குவாலிட்டிக்கு ஒரு எம்பி அப்படி இல்லாமல் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு இதுமாரி பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேஸ்புக் ஒரிஜினல் வெர்ஷன் தான் டெமோ வெர்ஷன் சரிங்களா ஃபேஸ்புக் டெமோ அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருந்தது ஃபேஸ்புக் வெர்ஷனு டெமோ வெர்ஷனு நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு டவுன் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்டு கீழே ப்ரோ ஓகே ப்ரோ எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்ம சேனலில் ஒரு ஒரு வீடியோவும் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நிறைய தமிழ் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் சர்ச் பண்ணதால எங்களுக்கு இது வருது நீங்கள் லிங்க் எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு இதுமாரி வராது எதனா ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோ சும்மா டவுன்லோட் வேறு பேஜுக்கு கொண்டு போயிட்டு இந்தமாரி வந்துடும் அதில் மூணு டாட் இருக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி அவ்வளோதான் ஒரு சிம்பிள் மேட்ருன்னு சொல்லலாம் தேவையில்லாம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஏற்றிட்டு அது ஒரு எம்பி அதெல்லாம் தேவையே கிடையாது டவுன்லோட் சிம்பிள் கொடுக்கும் சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான்